hello friends so this is Karthik care welcome back to Madras biker modification friends இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி வந்துட்டு என்ன மாடிஃபைட் பண்ணிக்கலாம் two thousand thirteen Royal Enfield Thunderbird தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு டெலிவரி பண்ண போகிறோம் ஐ மீன் பத்து வருஷம் வண்டி வந்துட்டு நம்மகிட்ட கஸ்டமர் எடுத்துருந்தாங்க கஸ்டமைஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி ரீ லைஃப் கொடுத்து திருப்பி கொடுக்க போகிறோம் பிகாஸ் ரொம்ப பேரோட ட்ரீம் என் பைக்கை விட்டுறக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன் பிகாஸ் என் கஷ்டத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்ட காலத்துலலாம் என் இந்த வண்டி என் கூட இருந்திருக்கு ஸோ அதுக்கு ஒரு ரீ லைஃப் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா டெஃபினட்டாக we are here Madras bike here give the re life rebirth இல்லை வந்துட்டு ரீஸ்டோர் கஸ்டமர் எதாக இருந்தாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் கைஸ் எங்களோட வீடியோஸ் எல்லாம் மெட்ராஸ் பைக் கேர்ன்ற யூடியூப் சேனல் நாங்கள் தனியாக வச்சுருக்கோம் அதில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் so you can check it out so guys இன்னைக்கு இந்த வண்டியில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்ற டீட்டெயிலாக காட்டுறேன் come on see so first thing இப்படி வந்தீங்கன்னாவே தெரியும் alloy wheel so alloy wheel எந்த அளவுக்கு வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க கோல்டு கோட்டட் வித்து சில்வர் பேசிஸில் த்ரீ ஸ்டைப்ஸ் வந்துருக்கு ஸோ இது வந்துட்டு அலாய் வீல் இந்த அலாய் வீலில் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கோம் ஹெவி டியூட்டி அண்ட் மட்காஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்கோம் பிகாஸ் ஒரு ஹாஃப் ரோட் போனாலும் சரி இல்லை வந்துட்டு மழை காலத்தில் சேர் உங்களுக்கு ஈஸியாக இல்லாமல் அது போக you can put heavy duty tyre like hundred sizes கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் கஸ்டமர் ரிக்வஸ்ட் பேசஸில் எல்இடி ஹெட்லைட்ஸ் எடுத்துருக்கோம் இந்த இந்த செட்டப்பை ரிமூவ் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு எங்களோட செட்டப் கொடுத்துருக்கோம் அண்ட் அடுத்த கட்டமாக அன்பே சிவம் ஸோ அதுதான் மெயின் கான்செப்ட் வண்டி அறி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அன்பே சிவம்ன்ற கான்செப்டில் வரும் ஸோ யூஸ்வலாக சிவன் கான்செப்ட் பண்ணுவோம் இதில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் தீமில் நல்லா இருக்குது and side boxes front mudguard side எல்லாமே வந்துட்டு ஒரே தீமாக பண்ணியிருக்கோம் அண்ட் சீட்ஸ் பற்றி சொல்லி ஆகணுங்க யூஸ்வலாக தண்டர்பர்டில் வந்துட்டு ரெண்டு சீட் வரும் பட் அதில் வந்துட்டு ரெண்டு பேருக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக சீட் இருக்கும்போது இப்போ அப்பா அம்மா நடுவில் ஒரு பாப்பா உட்கார வச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொண்டுட்டு போகலாம் அந்த கான்செப்ட் தான் பண்ணியிருக்கோம் இந்த வண்டி எங்கே எங்கேருந்து வந்திருக்கு நம்ம கிட்ட கேட்டிங்கன்னா பெங்களூர் பக்கத்தில் ஹொசூர்லேருந்து தான் வந்திருக்கு லைக் தமிழ்நாடு பெங்களூர் பார்டர்லேருந்து வந்திருக்கு அண்ட் பின்னாடி செட்டப் பார்த்தீங்கன்னா கத்தி ஸ்டே இது பேர் கத்தி ஸ்டே சொல்லுவாங்க பிகாஸ் கத்தி மாதிரி இருக்கிறதுனால மற்றதெல்லாம் இன்ஜினில் மேட் பிளாக் கொடுத்துருக்கோம் சைடில் சனானும் அவங்க பாப்பா பேரை அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்கோம் சனானும் அண்ட் ஜூஸ் ஃபுல்லாக பிளாக் கொடுத்துருக்கோம் அண்ட் கத்தி ஸ்டே கொடுத்து மீட்டியோரோட ரியர் செட்டப் அப்படியே கொண்டுட்டு வந்திருக்கோம் டேஞ்சர் லைட் மீட்டியோரோட இண்டிகேட்டர் இம்போர்ட்டட் அண்ட் சைடில் நம்பர் பிளேட் கொடுத்துருக்கோம் ரொம்பவே க்யூட்டாக TN fifty because this vehicle is from Hosur and silencers பற்றி சொல்லி ஆகணும் இந்த வண்டியில் சைலன்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்படி பாருங்கள் கேட்டிருப்பீங்க ரொம்பவே ஒரு மைல்டாக பட் புல்லட் ஃபீல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் பிகாஸ் இவங்க இவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் கஸ்டமர் ஸோ ரொம்ப மைல்டாக கொடுத்துருக்கோம் கைஸ் இந்த மாதிரி உங்ககிட்ட ஓல்டு புல்லட் இருக்குது ஆயில் ஓல்டு ராயல் என்ஃபீல்டு இருக்குதுன்னா we are ready to customize so just make an appointment இல்லையா டேரெக்டாக நம்மளோட கராஜுக்கு வாங்க மெட்ராஸ் பைக் வாங்க உங்களோட சாய்ஸ் நீங்களே சாய்ஸ் பண்ணலாம் இதை எனக்கு இந்த மாதிரி வேணும் கஸ்டமைஸ் வேணும் இல்லை நாங்கள் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெட்ராஸ் பைக் கேர்னு போட்டிங்கன்னா யூடியூப்ல நம்மளோட யூடியூப் சேனல் இருக்கும் போய் பார்க்கலாம் ஆர் நீங்க நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்கணும் மெட்ராஸ் பைக்கர் போட்டிங்கனாலும் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட two hundred seventy K followers தாண்டி போயிட்டுருக்கு அந்த பேஜ் தான் பிகாஸ் ஏகப்பட்ட ஃபேக் பேஜஸ் இருக்குது அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க and thank you so much for all you love and support because நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் கண்டினியூஸாக என்னால் வீடியோ போட முடியுதுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் அப்கமிங் டேஸில் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துட்டு thank you so much and keep supporting Madras biker guys